அனைவருக்கும் வணக்கம் வீட்டிலையே பாலாடையிலிருந்து எப்படி ஃப்ரெஷ் கிரீம் தயாரிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள் நான் பாலை காலையிலே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா ஆறுன பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு அஞ்சு மணி நேரம் கழித்து இப்போ வெளியில் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு ஐநூறு எம்எல் பாலில் எனக்கு இந்த அளவுக்கு பாலாடை கிடச்சிருக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திங்கன்னா தான் பாலாடை எடுக்கும்போது இந்த மாதிரி உடையாமல் வரும் இப்போ எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு நம்ம இதிலேருந்து எப்படி ஃப்ரெஷ் க்ரீம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்து அதில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் எனக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் தயாரிக்கிறதுக்கு வந்து பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு ஆனால் கைவிடாமல் நம்ம கலக்கினோம்னா பத்து நிமிஷத்துலேயே ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும் பாலாடை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் தான் நிறைய டிப்ஸ்லாம் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அந்த வீடியோ வந்து நான் அந்த எண்டில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது அங்கே பக்கம்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா பவுலில் வந்து சுற்றி அந்த ஆடை வந்து ஒட்டி இருக்குது இப்போ கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நான் மேக்ஸிமம் இதில் எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் தான் காமிச்சிருக்கேன் இப்போ அந்த உரமாக பார்த்திங்கன்னா ஒட்டாமல் அப்படியே வர ஆரம்பிக்குது உதிரி உதிரியாக இருந்த பாலாடை இப்போ பாருங்கள் அப்படியே ஒன்று சேர்ந்து வருது இன்னும் ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் பாலக் பன்னீர் அப்புறம் பன்னீர் சிக்கன் இந்த மாதிரி செய்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு எந்த பக்கமுமே ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு இப்போ அப்படி நீங்கள் ஸ்பூன்ட்டு அப்படி எடுக்கும்போது பாருங்கள் நல்லா இவ்வளோ மொத்தமாக நல்லா வந்திருக்கு இப்போ நம்ம வந்து எந்த டிஷ்ஷுக்குனாலும் நம்ம இப்போ இந்த ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி